நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாள் முழுவதும் கற்றுடைய கிருபை உங்களை தாங்குவதாக இந்த நாளிலும் கற்றுடைய வாக்கு தத்துவத்திற்கு ஆதாரமாக சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார் என்று ஆம் தேவனுடைய பிள்ளைகளே இந்த வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது உன் எல்லைகளை அவர் சமாதானம் ஆக்கி என்று சொல்லி ஒரு சமாதானம் ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு தேவையான ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு மாத்திரமல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையானாலும் சரி இல்லை எல்லா இடங்களிலும் நமக்கு சமாதானம் மிகவும் அவசியம் சமாதானம் இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையே ஒரு வெறுமையாகி வேதனைக்குரியதாக மாறிவிடும் இன்றைக்கு சமாதானம் இல்லாதபடி இன்னைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில வேதனைகளோடு கூட தவறான வாழ்க்கையில ஒரு முடிவையும் எடுத்து விடுகிறார்கள் இதை பார்க்கிற தெய்வ பிள்ளையே உன் எல்லைகளிலே சமாதானம் இல்லாதபடிக்கு ஒரு விதமான குழப்பங்கள் ஒரு விதமான வேதனை ஏதோ ஒரு பிரச்சனை உன் குடும்பத்தை கலங்க பண்ணி கொண்டு இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகி தேவன் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை தான் உன் எல்லைகளை நான் சமாதானம் உள்ளவைகளாக்கி உன் எல்லைகளில் எங்கும் எல்லா இடங்களிலும் ஆண்டவராகி தேவன் இந்த நாளிலே ஒரு சமாதானத்தை தேவன் கொடுக்கிறார் வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது உன் அழகத்திற்குள் சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுபமும் இருப்பதாக தேவ பிள்ளையின் குடும்பத்திலே மாத்திரமல்ல நீ எங்கெங்கெல்லாம் போகிறாயோ அங்கே எல்லாம் கத்தர் ஒரு சமாதானத்தை தேவன் உனக்கு தருகிறார் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் தான் நம் ஆராதிக்கிற தேவன் ஏசாயா ஒன்பது ஆறிலே சொல்லப்பட்டு இருக்கிறது அவர் சமாதான பிரபு என்று எழுதப்பட்டு இருக்கிறது அந்த சமாதானத்தின் பிரபுவாகி நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்கள் எண்ணங்களிலே ஒரு தெய்வீக சமாதானத்தை தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த சமாதானம் இந்த சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய எல்லைகளில் எங்கிலும் வர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழு ஒன்னில எழுதப்பட்டு இருக்கிறது கர்த்தரை துதிக்க வேண்டுமா இவனுடைய பிள்ளைகளே உங்களை மென்மை பிரித்த தேவனுடைய திட்டம் நோக்கம் அவருடைய சித்தம் என்னவென்றால் அவரை துதிப்பது என்பதுதான் துதிக்க வேண்டும் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய நாவு எப்போதும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டு துதித்து கொண்டே இருக்க வேண்டும் தாவிது சொல்லுகிறார் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று எப்போதும் கர்த்தரை துதித்துக் கொண்டு இருங்கள் எப்போதும் கர்த்தருடைய நாமத்தை மகி மகிமைப்படுத்திக் கொண்டு இருங்கள் துதித்தலை இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டு இருக்கிறது துதியுங்கள் தேவனுடைய பிள்ளைகளை உலகத்தில் நமக்கு கிடைத்த ஒரு உன்னதமான ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன என்றால் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பது என்பது அதுபடி நான் வாயார கர்த்தரை துதியுங்கள் உங்கள் எல்லைகளிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் நிறைவாய் தந்து உங்களை ஆசிர்வதிப்பார் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக ஸ்தோத்திரம் வைப்பா இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருடைய எல்லைகளிலும் ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும் என்னுடைய எல்லைகளிலே காணப்படுகிற குழப்பங்கள் சமாதான குறைச்சல்கள் ஒரே சமாதான குறைச்சலை நிமித்த வருகிற வேதனைகள் எல்லாம் என்றோடு ஒழிந்து ஒரு தெய்வீக சந்தோஷம் சமாதானம் என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய எல்லைகளிலே தேவன் நிறைவாய் கட்டளையிடுகிறாங்க தொடர்ந்து ஆசிர்வதியும் கிருப காத்து கொள்ளட்டும் இயேசுவின் மூலம் இதாவே ஆமே நாமே நாமே பிரைசலா காட் பிளஸ் கற்றும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமே